வணக்கம் நேர்களே இந்த சயின்ஸ் கம்யூனிகேஷன் நிகழ்ச்சியில் நம்ம ஸ்மோக்கிங் பற்றி பார்க்க போகிறோம் ஸ்மோக்கிங் அப்படின்னா என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது புகைப்பிடித்தல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த புகைப்பிடித்தல் பழக்கம் வந்து உண்மையிலே வந்து கெட்டதா அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது இதில் பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து டீட்டெயில்டாக பேச போகிறோம் நம்மகிட்ட பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் சாமியல் இருக்கார் வாங்க அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வெங்கடேஷ் சார் இப்போ இந்த உண்மையிலேயே வந்து இந்த புகைப்பிடித்தல் அப்படின்றது வந்து உடம்புக்கு கெட்டதா கெட்டது இல்லையா ஏன்னா ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அங்கே போட்டு வச்சுருக்குறாங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா நோ ஸ்மோக்கிங் போட்டிருக்காங்க ஸ்கூல் ஜோனில் காலேஜு ஹாஸ்பிட்டல் ஜோன்லலாம் பார்த்தீங்கன்னா நோ ஸ்மோக்கிங் போட்டிருக்காங்க புகைப்பிடித்தல் வந்து நீங்கள் அந்த சிகரெட் பாக்கெட்டில் வாங்கி பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் புகைப்பிடிக்கிறதுனால அப்படின்றத டீட்டெயில்டாக என்ன செஞ்சுருப்பாங்க பெரிய அளவுக்கு படம் போட்டு காமிச்சிருப்பாங்க முன்னாடியாவது சின்ன படமாக இருக்கும் இப்போ பெரிய அளவுக்கு படம் போட்டு காமிச்சிருக்காங்க ஸ்டில் யார் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி சென்ட்ரல் ஸ்டேட்டில் அந்த புகை என்ன சொல்கிறது சிகரெட்டு அண்டு பீடிலாம் பார்த்தீங்கன்னா சேலில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது உண்மையிலே வந்து அந்த ஸ்மோக்கிங் அதாவது புகைப்பிடிக்கிறது உயிரை கொள்ள தான் செய்யுமா இல்லை அது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும் சொல்கிறாங்க அது உண்மை கிடையாதா இல்லை <clears throat> இது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் வெங்கடேஷ் சார் ஓகே எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த ஒரு திரைப்படத்துக்கே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாச்சுவரி வார்னிங் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க ஆமாம் புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் புகை உயிரை கொள்ளும் அப்படின்னு ஒரு ஸ்டே ஸ்டாச்சுவரி வார்னிங் போடுவாங்க ஆமாம் ஆனால் அது வெறும் வார்னிங்காக மாத்திரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நிச்சயமாக நிறைய பழக்க நிறையா தீங்குகள் நிறையா பிரச்சனைகள் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்னால இருக்குது ஓகே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலையும் காமனாக சொல்கிறாங்க புகைப்பிடித்தல் வந்து கெட்டது தீங்கு அப்படின்றாங்க ஆக்சுவலி அந்த சிகரெட் இல்லைனா வந்து பீடி குடிக்கிறாங்க இல்லையா அந்த புகையில் அப்படி என்னதான் இருக்குது இதுக்கு கொஞ்சம் வரலாறுக்கு பின்னாடி போனோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுகளில் ஆயிரத்தி ஐநூறுகளில் ஜிஎன் ஸ்காட் அப்படிங்கிறவர் ஒருத்தர் சாரி ஜிஎன் நிக்காட் அப்படிங்கிறவர் இப்போ அந்த பேரை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவரோட பேர்லேருந்து தான் அந்த நிக்கோடின் அப்படிங்கிற மூலப்பொருள் வந்து டொபேக்கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அறிவியெல்லாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி இவர் தான் என்ன பண்ணுறாரு முத முதல்ல போர்ச்சுகல்லேருந்து இந்த டொபேக்கோவை அதாவது புகையிலை பொருட்களை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரான்ஸ்குள்ளே உள்ளே கொண்டு வரார் ஃப்ரான்ஸ்லேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்க்கு அப்படியே அந்தந்த இடத்துக்கு அப்படியே பரவுறதுக்கு வந்து காரணமாக இருக்குது அப்போ முதல்ல அதுக்கான அடியெடுத்து வைத்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஜியன் நிக்காட் அப்படிங்கிறவர் தான் இதில் நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க வெங்கடேஷ் சார் அதாவது சிகரெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் இருக்கும் கடைசியாக வந்து அந்த எல்லோ கலரில் ஃபில்டர் இருக்கும் சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் இருக்காது சில சில சிகரெட்டில் ஃபில்டர் இருக்காது சில சிகரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபில்டரோட லென்த்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ என்ன ஒரு கருத்து நிலவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் இருக்கிற சிகரெட்டை குடித்தோம் அப்படின்னோம்னா ஆயுசு நாட்கள் கூடும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபில்டர் இல்லாத சீரட்டை குடித்தோம் அப்படின்னா உடனே நோய்கள்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவாக ஒரு கருத்து இருக்குது ஆனால் அது வந்து உண்மைக்கு புறம்பான விஷயம் நீங்கள் எந்த சிகரெட்டை குடித்தாலும் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி cigarette is injurious to health cigarette is injurious to health okay இப்போது ஒரு சிகரெட்டில் இல்லை பீடியிலேருந்து வரக்கூடிய அந்த புகை இருக்கு இல்லையா இந்த புகை வந்து ஒரு உள்ளே இருக்கிற இலையை வந்து என்ன செஞ்சுருக்காங்க கசக்கி தூள் ஆக்கி வச்சுருக்காங்க ரைட் அதுதான் அந்த இலை இல்லையா உள்ளே இருந்து ஆக்சுவலாக இலை தான் இல்லை வேறு எதுவும் பொடியும் எதுவும் கிடையாது அந்த ஒரு அந்த மரத்தோட இலையை என்ன செய்கிறாங்க அந்த புகையிலையிலேருந்து எடுக்கிற அந்த மரத்தோட இலையை வந்து என்ன செய்கிறாங்க நல்லா வந்து தூளாக்கி அதை தான் என்ன செஞ்சுருக்காங்க சிகரெட்லேயும் சரி அண்டு அந்த பீடிலையும் என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கான்செப்ட் தான் வந்து அந்த புகையிலை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ சாதாரண ஒரு மரத்தோட இலையை எரிக்கிறதும் அதில் வர்ற அந்த புகையும் இந்த சிகரெட் குடிக்கும்போது வரக்கூடிய புகையும் ஒன்று தான் இல்லையா அது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் கிடையாது சரியா இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா சார் இந்த புகையிலை இருக்கு இல்லையா இந்த புகையிலையோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஸ்மோக்கிங்னு சொல்கிறோம்ல சிகரெட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சிகரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கிற மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கிட்ட on average of six hundred different chemicals six hundred different chemicals okay அறநூறுக்கும் மேற்பட்ட வேதியியல் பொருட்கள் அடங்கிய ஒரு ஒரு ஒரு ஸ்டஃப் தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற மெட்டீரியல் நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ அவங்க வந்து அந்த இலையை வந்து என்ன செய்கிறாங்க இல்லை வந்து பீடியில் வைக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது அதை வெளியில் பார்க்கும்போது சாதாரண இலை தான் இல்லையா நீங்க சொல்றது வேதியியல் படி பார்க்கும்போது உள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத சொல்றீங்க சரி இப்போ அந்த இலை இருக்கு இல்லையா மற்ற இலைய எப்படி எரிக்கும் போது வந்து ஒரு புகை வருதோ அதே மாதிரி தான் இந்த புகையும் அது உண்மைதான் இல்லையா இல்லை இதை இல்லை இதோட காம்போசிஷனை பொறுத்து மாறும் சார் காம்போ காம்போசிஷன் அப்படின்னா இந்த அறநூறுக்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இந்த பொருளை நான் எரிக்கும் போது when I am igniting the cigarette அதில் அந்த அந்த உள்ளே ஏற்படக்கூடிய அந்த ரசாயன மாற்றங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா மேலும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட விஷத்தன்மை வாய்ந்த கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இது சாதாரணமா எல்லா புகையும் உருவாக்குற அந்த அதே பிரச்சனை தானே இந்த புகையும் உருவாக்குது அப்படி சொல்ல முடியாது சார் இது ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு காம்போசிஷன் இருக்கும் அந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தாவரத்திற்குள்ளே இருக்க காணப்படக்கூடிய மூலப்பொருட்கள் ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மாறும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்மோக்கோடைய டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும் இல்லை வீ கேன் சர்வைவ் இன் சாம்பிராணி புகை வீட்டில் போடுற சாம்பிராணி புகை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் வீ கேன் இன்ஹேல் ஈஸிலி இந்த கான்செப்ட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்னன்னா இப்போ வந்து அந்த புகையில வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் கார்பன் இல்லையா பொதுவாக வந்து ஒரு பொருளை எரிக்கும் போது அந்த பொருள்ல இருந்து வெளியே வரக்கூடிய கார்பன் என்ன செய்யுது ஏரில் மிக்ஸ் ஆகுது அதுதான் வந்து நம்ம புகைன்னு சொல்கிறோம் கரெக்டா சொல்லுங்க சார் இப்போ எப்படி வந்து பனிப்புகைன்னு சொல்கிறோம் மிஸ்ட்னு சொல்கிறோம் தமிழில் இங்கிலீஷில் தமிழில் புகைன்னு சொல்கிறோம் ஸோ நம்ம ஒரு கொடைக்கானல்ல போயிட்டு மேலே கீழே இறங்கி பார்க்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் அந்த பனி புகை வந்து நிறைய பார்க்க முடியும் காற்றோட என்ன சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பனியும் சொல்லக்கூடிய சிறிய வாட்டர் ட்ராப்ஸ் இல்லையா தண்ணீர் துகள்கள் சேர்ந்துருக்கு அது காற்று போற திசையில் அதுவும் என்ன செய்யுது மூவ் ஆகி போகுது அதை தான் நம்ம என்ன சொல்றோம் பனி புகைன்னு சொல்கிறோம் இந்த புகை இந்த சிகரெட்டு இல்லைன்னா வந்து மற்ற பொருட்களை வந்து வீட்டில் எரிக்கும் போது வரக்கூடிய புகைகள் இருக்கு இல்லையா அதில் வந்து சேம் காற்றுல எப்படி பனிப்புகை இருக்கும் நம்ம அந்த கிளவுட் மிஸ்டில் சொல்லும்போது அதே மாதிரி இந்த புகையில் வந்து கார்பன் இருக்கு இல்லையா இந்த கார்பன் வந்து எல்லா எரிக்கிறதுல இருந்து வர்றது ஒன்று தானே இல்லை சிகரெட்டுக்கும் இல்லை மற்ற கார்பனுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கா இல்லை அதனோட டெரிவேட்டிவ்ஸ் பொறுத்து சார் சில அதில் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மில் இருக்கும் ஓகே சில அதில் கார்பன் மோனாக்சைடு ஃபார்மில் இருக்கும் இதில் சிகரெட்டில் வந்து இந்த ஏழாயிரம் கெமிக்கல் சொன்னேன் இல்லையா இதில் பியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த என்ன சொல்கிறது நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்குல்ல ஆமாம் அணுமின் நிலையம் ஆமாம் அங்கே பயன்படுத்துகிற ரா மெட்டீரியல்ஸ் கூட இந்த இந்த சிகரெட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதனுடைய டாக்ஸிக் ட்ரேசஸ் கூட இந்த சிகரெட்டோட ஸ்மோக்கில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷத்தன்மை வந்து ஆமாம் ஆர்சனிக் இருக்குன்னு சொல்றாங்க ஓகே லெட் இருக்குன்னு சொல்றாங்க ஓகே டொலியின் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ நீங்க சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷத்தன்மை உள்ள ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா சரி இப்போ எந்த புகையா இருந்தாலுமே அது வந்து உடம்புக்கு தீங்கானது தீங்கு இல்லையா not only cigarette or beedi இல்லையா பட் இப்போது சில நம்ம எல்லா ரிலிஜனும் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து ரிலிஜனில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீ வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அது வந்து ஒரு சூட ஏற்றுறதா இருந்தாலும் சரி யாகம் வளர்க்குறதா இருந்தாலும் சரி அண்டு இஸ்லாம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டில் நம்ம யூஸ் பண்ணுறத பார்த்துருப்போம் முஸ்லீம்லேயும் இஸ்லாமில் இந்த அவங்க அந்த சாம்பிராணி போடுறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அண்டு ஈவன் கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு கிளாஸ் பைப் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க காஷ்மீர் சைடு கூட நீங்கள் அதை பார்க்க முடியும் ரிலீஜன் வைஸ் பார்க்கும்போதும் நிறைய அந்த புகைகளை உண்டாக்குற விஷயங்கள் வந்து இருக்கு நீங்கள் அதை வந்து ரிலீஜியன் வைஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதை பற்றி ஏதாவது சொன்னால் வந்து மதத்தை புண்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பட் எப்படி பார்த்தாலும் அந்த புகையும் வந்து மனிதர்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிறது தானே அப்படி இல்லை ரிலிஜன் சேர்ந்ததுனால வந்து அது நல்லது அப்படி எதுவும் இருக்கா இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சின்ன விஷயத்த நான் உங்கள்கிட்ட குறிப்பிட விரும்புகிறேன் ஓகே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அதாவது அந்த கோவிட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையும் தீபம் ஏற்றி வைக்க சொல்லி ஒரு இது சொன்னாங்க ஆமாம் அப்போ நிறையா கிரிட்டிசிசம் வந்துச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் வந்து நம்ம மக்களுக்கு வந்து சரியாக போய் சேரலை ஆனால் என்னுடைய நண்பர் ப்ளஸ் அவர் வந்து ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறார் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர் டாக்டர் உதயபிரகாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு உண்டு ஓகே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த புகையை நாம் எரிக்கும் பொழுது இந்த புகை அந்த கார்பன் அந்த கார்பன் மேலே போய் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காற்றில் இருக்கிற அந்த வைரஸ் கூட சேர்ந்து அந்த வைரஸ் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கீழே எழுத்துட்டு வந்துடுது வைரஸோட சேரும்போது கார்பன் ப்ளஸ் வைரஸ் அப்போ அந்த வைரஸ் அந்த ஏரில் சஸ்பெண்ட் ஆகிருக்கிற அந்த வைரஸோட வெயிட் வந்து டென்சிட்டி வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணும் it comes to the ground state அப்படிங்கிறது அவர் வந்து சொல்லி தான் சரி இப்படி ஒரு தாட் இருக்குது இப்படி ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து சாதாரணமாக நம்ம என்ன சொல்லிடுறோம் கிண்டல் பண்ணிடுறோம் எது என்ன ரீசனுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரியாமல் புரிஞ்சிக்காமல் மக்கள் என்ன பண்ணிடுறாங்க they are passing lot of criticism but இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு நீங்கள் நீங்க சொல்றத பார்த்தா, கோவிட் டயத்துல வெளியில கேம்ப் ஃபயர் போட்டு டெய்லி எல்லாரும் எரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, ஈஸியா பண்ணியிருப்பாங்க இல்லையா? இல்ல. இதை நம்ம நகைச்சுவைக்காகவும் இதை நம்ம பேசலாம்டா வெங்கடேஷ் சார். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மைகள் வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இல்ல நீங்க சொல்றது வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அது வந்து எவ்வளோ தூரம் வந்து அதை வந்து நமக்கு வந்து இல்லை இல்ல, கொஞ்சம் நம்ம ரெசிப்ரோக்கலா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, மேக்கிங் ஸ்மோக் அப்படிங்கிறது it is like a pollution. பெரிய பெரிய குப்பைகளை சேர்த்து வந்து அவங்க என்ன பண்ணல எரிக்க சொல்லல கவர்மெண்ட்ல அப்படி சொல்லல என்ன சொல்றாங்க ராதர் இல்ல நான் சொல்றது புரியுது எனக்கு பட் நான் என்ன சொல்றேன்னா அது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் ஓகே இப்போ நம்ம அகைன் ஸ்மோக்கிங்குள்ள வந்துடலாம் ரொம்ப ரொம்ப டிவியேட் ஆகி போற மாதிரி ஓகே ஓகே ஓகே இப்போ இப்போ அந்த புகை இருக்கு ரைட் நான் வந்து ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு என்ன பண்றேன் கையில வச்சுக்கிட்டு என்ன செய்யறேன்னா உள்ள இழுக்கிறேன் ஸோ இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வாயிலிருந்து எந்தெந்த பகுதிகளாக வந்து அந்த ஸ்மோக் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகுது ஸோ பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறது மூலியமா என்னென்ன உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு பெரும்பாலும் தெரிந்தது என்னது அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் வந்து பாதிக்கப்படும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சது நமக்கு இல்லை ஆக்சுவலி இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இதை சொல்லியிருங்க இப்போ ஸ்மோக் வந்து உள்ளே போகும்போது எந்தெந்த வழியாக பாஸ் ஆகி எங்கெல்லாம் ரீச் ஆகுது என்னோட நான் ஸ்மோக்கை உள்ளே இன்ஹேல் பண்ணும் பொழுது ஓகே சிகரெட் கூட அந்த பஃப்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம உள்ள நம்ம உள்ள ஒரு தடவை நம்ம இன்ஹேல் பண்ணும் பொழுது okay it travels through the trachea ட்ரக்கியாங்கிறது விண்டு பைப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காற்று செல்லக்கூடிய அந்த குழல் அதாவது நம்ம வாய்க்கும் அந்த தொண்டை வழியா ஈசோஃபாகஸ்க்கு பின்னாடி இருக்கும் உணவு குழாய்க்கு பின்னாடி இருக்கும் ஓகே ஸோ முன்னாடி வந்து உணவு குழாய் இருக்கு வாய் வழியா சாப்பிட்ற ட்ரக்கியா இருக்கும் ஓகே ட்ரக்கியா வழியா உள்ள போகும் okay it travels through the trachea okay and bifurcates in the bronchus பிராங்கஸ்ங்கிறது ட்ரக்கியாவுடைய பிரியுது ஆமாம் ட்ரக்கியாவோட எக்ஸ்டென்ஷன் வந்து பிராங்கஸ் ஓகே அந்த பிராங்கஸ் இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு வந்து டிவைட் ஆகும் அதை பிராங்கியோல்ஸ்னு சொல்லுவோம் கடைசியாக எங்கே போய் முடியும் அப்படின்னா லங்ஸில் போய் முடியும் அதாவது நுரையீரலில் நுரையீரலில் போய் முடியும் ஓகே அப்போ நீங்கள் இழுக்கிற அந்த ஸ்மோக் வந்து எங்கே போய் கடைசியாக டெபாசிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்வியோலையில் போய் டெபாசிட் ஆகும் அதாவது நீங்கள் சொல்கிறது நுரையீரலில் உள்ள பகுதி ஆ பகுதி சரி இப்போ நம்ம வந்து ஒரு பைக் ஸ்டாண்டில் பைக் நிப்பாட்டுறோம் ஓகேவா நான் என்ன பண்ணுறேன் அந்த பைக் ஸ்டாண்டில் வந்து நிறைய ஜன்னல் இருக்குது அப்போ பைக் ஸ்டாண்டில் பைக் நிப்பாட்டும் போது பாத்தீங்கன்னா காலையில் நிப்பாட்டிட்டு நான் பைக்கை நிப்பாட்டிட்டு போகிறேன் அப்படின்னா ஈவினிங் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய தூசி இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இப்போ அந்த தூசியை வந்து வாண்டடாக யாருமே என்ன செய்யலை அங்கே கொண்டு வந்து வந்து போடலை பட் நமக்கு அதை பார்த்தது எரிச்சல் ஆகும் என்னடா இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேண்ட்டோ இல்லை ஒரு அந்த எல்லோயிஷ் க்ரீம் பேண்ட்டோ யூஸ் பண்ணியிருக்கீங்க போட்டு வரீங்க அப்படின்னா அதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அந்த கரை ஓட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா பட் அது வந்து யாரும் வாண்டடாக வந்து என்ன செய்யலை பைக்கில் வந்து தூசியை வந்து தெளிச்சுட்டு போகலை ஒரு காற்றுல வந்து பறந்து வரக்கூடிய ஒரு டஸ்ட் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்மோக் பண்ணும்போது நம்ம புகை உள்ளே இழுக்கிறோம் இல்லையா அதில் வந்து தூசி தான் இருக்குது ரைட் கார்பன் துகள்கள் தான் இருக்குது நம்ம லங்ஸில் அது வந்து அந்த மாதிரி படர்ந்துடாதா கண்டிப்பாக சார் அது படர படர தான் நம்ம நிறைய அந்த மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம கிளியராக தெரியும் லங்ஸை வந்து ஸ்மோக்கால் அஃபெக்ட் ஆன லங்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க டாக்டர்ஸ் வந்து அட்டாப்சி பண்ணி காமிச்சிருப்பாங்க ஓகே நார்மல் லங்ஸோட அந்த அல்வியோலை டிஷ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குது உங்கள் ஸ்மோக்கிங்கால் அஃபெக்ட் ஆன லங்ஸோட டிஷ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மோக்டு ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும் which means excessive deposition of carbon in those areas எப்படி வந்து ஒரு ஒரு தோசைகள் வந்து நான் க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நார்மலாக இருக்கும் பட் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது டோட்டல் பிளாக்காக கருங்கல்லாம் மாறி கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி தான் மாறி சொல்கிறீங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸை தாண்டி வேறு என்னென்ன உறுப்புகள் வந்து இந்த ஸ்மோக்கிங் வந்து நம்ம உடம்புல வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதிகபட்சம் நமக்கு நமக்கு இது வரைக்கும் நம்மளுடைய நமக்கு அதாவது நம்ம சாதாரண ஜனங்களாகிய நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா லங்ஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போய் இதயமும் என்ன பண்ணலாம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலவுது இப்போ கருத்து நிலவு ஓகே அடுத்தது ஸ்மோக்கிங்னால பலவீனமான நுரையீரல் உடையவர்கள் எதுக்கு ப்ரோன் டு எந்த எந்த டிசீஸ்க்கு வந்து அந்த ஈஸியாக வரத்துக்கான விளிம்பில் இருக்கிறார்கள் அப்படின்னா இன்றைக்கி உலகமே பயந்துகிட்டு இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் நோய் தொற்றுக்கு ரொம்ப விளிம்பில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி smoking if it is the habit is prolonged ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரத்துக்கான பாதிப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ எனக்கு ஒரு டவுட்டு இப்போ ஒரு ஜன்னல் இருக்குது ஜன்னல் வந்து கண்ணாடி ஜன்னல்னு வச்சுக்கோங்களேன் நான் என்னால் என்ன செய்ய முடியும் இங்கேருந்து வெளியில் என்ன நடக்குதுன்றதை பார்க்க முடியும் இப்போ ரெகுலராக அதில் வந்து டஸ்ட்டு படிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்போது என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வழியாக வெளியில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க முடியாது ஒன்ஸ் அந்த கண்ணாடியை க்ளீன் பண்ணால் தான் நான் என்ன செய்ய முடியும் வெளியில் என்ன இருக்குன்றத பார்க்க முடியும் இப்போ இதே டஸ்ட் படுற மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்மோக் வந்து நம்ம லங்ஸில் போய் என்ன செய்யுது டெபாசிட் ஆகுது இப்போது நம்மளோட நுரையீரலோட மெயின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற காற்றை வந்து நம்ம வாய் வழியாவோ இல்லை மூக்கு வழியாவோ நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம் அண்ட் உள்ளே எடுத்தது என்ன ஆகுது அந்த காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை வந்து நம்ம நுரையீரலோட மெயின் வேலை அதுதான் இல்லையா காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை வந்து என்ன செய்யுது உள்ளே எடுத்துக்கிறது அண்ட் பிளட்டில் இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடை அங்கே ரிலீஸ் பண்ணுது ஸோ திரும்ப நம்ம மூச்சு வெளியே விடும்போது என்ன ஆகுது அந்த காற்று வெளியே வந்துடுது இப்போ இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா காற்று உள்ளே வாங்குறது வெளியே வாங்குறது அப்புறம் உள்ளே வந்து ஆக்சிஜனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது கார்பன் டை ஆக்சைடை வெளியே வச்சுட்டு ஆக்சிஜனை எடுத்துக்கிறது அப்போது இந்த ப்ராசஸ் வந்து ஸ்மோக்கிங்கால் அஃபெக்ட் ஆகாதா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் சார் நூறு சதவீதம் அஃபெக்ட் ஆகும் இப்போது எனக்கு நல்லா யோசிச்சு பாருங்க என்னோட செல்ஸில் ஃபுல்லாக அதாவது லங்ஸில் ஃபுல்லாக டஸ்ட்டாக படிஞ்சிருது அப்போது வந்து எப்படி இந்த வேலை நடக்கும் இப்போ என்னோட செல்லோட ஃபியூவல் ஒரு பைக் ஓடுது அப்படின்னா அதுக்கு பெட்ரோல் ரொம்ப வந்து அவசியம் அப்படின்னு சொல்கிறோம் கண்டிப்பாக இல்லை ஒரு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அப்படின்னா சோலார் பவர் வந்து அல்லது எலக்ட்ரிக்கல் பவர் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் சாப்பாட்டிலேருந்து என் உடம்பு அந்த அந்த அந்த நியூட்ரியன்ஸை வந்து என்னோட செல்லு கிரகிச்சிட்டாலும் அதுக்கான ஃபியூவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆக்சிஜன் ஓகே அந்த ஆக்சிஜனை வந்து லங்ஸ் மூலியமாக தான் த்ரூ த ஹார்ட்டு என் பிளட்டுக்கு என்ன பண்ணுது என்னுடைய எல்லா செல்களுக்கும் என்னுடைய எல்லா ஆர்கன்ஸுக்கும் போய் சேருது அதாவது மூளையிலிருந்து எல்லா பகுதிக்கும் எல்லா ஆர்கன்ஸும் போய் சேருது ஓகே அப்போ நீங்கள் சொல்கிற அந்த அந்த மிரர் எக்ஸாம்பிளே வச்சு பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த தூசி படிய படிய என்ன பண்ணும் நமக்கு பின்னாடி இருக்கிற டிரான்ஸ்பரன்சி வந்து பாதிக்கப்படும் ஆமாம் அது ஒரு தடையாயிருது தடையாயிருது அதே மாதிரி தான் இந்த சேம் வே இந்த அழுக்கு படிய படிய படிய என்ன ஆகும் அப்படின்னா என் செல்லுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் ஒழுங்காக போகாது என்னுடைய வைட்டல் ஆர்கன்ஸ் ஹார்ட்டு லங்ஸு இது மூளை இதுங்களுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் ஒழுங்காக போகாது இப்படி ஆக்சிஜன் ஒழுங்காக போய் சேரலை அப்படின்னா அதனுடைய முழுமையான செயல்பாட்டை அந்த ஆர்கன்ஸ் என்ன பண்ண முடியாது நமக்கு கொடுக்க முடியாது ஸோ அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹார்ட் டிசீஸ்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக ஓகே இப்போ வந்து சாதாரணமாக ஸ்மோக் பண்ணாத ஒருத்தருக்கு புகை பிடிக்காத ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா லங்ஸ் வந்து ஒரு நூறு சதவீத ஃபங்க்ஷன் ஆகுது இப்போது ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு நிறைய இன்றைக்கி டீனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் ஸ்மோக் பண்ணுறத பார்க்குறேன் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுலேயே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்மோக்கிங் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற லங்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும் அப்படி தானே ஸோ குறைச்சிக்கிட்டே வரும் இது இதனால வந்து என்னென்ன விஷயங்கள் அதாவது இப்போ ஐம்பது நூறு சதவீதம் வேலை செய்கிற ஒரு நுரையீரல் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஸ்மோக் பண்ணுறாங்க ஒரு எண்பது சதவீதமாக குறைஞ்சிருது இப்போ வந்து பாடியில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பிரச்ச இந்த நம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது லங்ஸோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிருது இல்லையா ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன ஆர்கன் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது லங்ஸ் அஃபெக்ட் லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் லங்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது நம்ம பெரும்பாலும் நம்ம உடல்ல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை சார்ந்து தான் இருக்கும் ஆமா பிளட் இல்லாம ஆக்சிஜன் இல்லாம எதுவும் பண்ண முடியாது ஆமா அப்ப ஆக்சிஜன் எங்கெங்கெல்லாம் போகுதோ என்னென்ன நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன மூல முடுக்குகள்லாம் போகுதோ ஓகே அந்த ஒவ்வொரு அவயவங்களும் சரி அந்த ஒவ்வொரு செல்லும் சரி இதனால பாதிக்கப்படும் சார் ஸோ அப்போது ஆக்சிஜன் சரியாக கிடைக்கலனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ரத்தத்தோட ஸ்பீடு வந்து பெருசாக இருக்காது இல்லையா ஏன்னா இதயம் சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கணும் நீங்கள் மூச்சு விடாமல் இருந்தாலும் இதயம் வந்து நம்ம செயல்பாட்டை நிப்பாட்டுறதை நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா உங்களோட இதயம் பாதிக்கப்படும் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ட்ரோக் அதாவது ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்குது சரி இப்போது இந்த ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லையா ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து அந்த பாதிப்பு உருவா உணர்றதுக்கு வந்து எவ்வளோ டைம் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க எகெயின் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெல்த்தை பொறுத்து ஓகே நமக்கு வேறு எதுவும் இணை நோய்கள் இருக்கக்கூடாது ஓகே. அதாவது சில பேர் கஞ்சனட்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்படின்னா சில குழந்தைகளுக்கு வந்து நுரையீரல் சரியா இருக்காது. ஓகே. ஹார்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாட்கள் செல்ல செல்ல தான் வெளியில வரும் actually. For example there is a problem called mitral valve prolapse அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் ரிலேட்டட் டிசார்டர் தான் அது. ஓகே. அது பெரிய நோயின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மிடில் ஏஜ்லேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஓகே அது வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறதே தெரியாது ஓகே அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலுடைய அந்த தன்மை அந்த அந்த ஸ்டேட்டஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸ் அது பிரேக் ஆகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே ஒன்ஸ் நம்ம ஆல்ரெடி வீக்காக இருக்கோம் இன்னும் என்ன என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா again and again we are adding burden to the system நம்ம ஆர்கன் சிஸ்டம்க்கு ஒவ்வொரு பிரச்சனையா சொல்ற மாதிரி அப்படின்னா இப்போ ஏற்கனவே வந்து குடிப்பழக்கம் இருக்கு பத்தாவதுக்கு இப்போ நான் வந்து புகையில போடுறேன் இந்த எல்லாம் வாயில வச்சுக்கிட்டு அலையறாங்க இல்லையா அது பண்றேன் இதெல்லாம் தாண்டி நான் ஸ்மோக்கும் பண்றேன் அப்படின்னா வந்து எனக்கு என்ன செய்ய சான்ஸ் இருக்கு ரொம்ப வேகமா அந்த ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா நிச்சயமா நிச்சயமா ஓகே சார் இப்போ வந்து ஒன்ஸ் அந்த புகை வந்து நம்ம உடம்புக்குள்ள போயிருது நம்மளோட லைஃப் வந்து குறைய ஆரம்பிக்குதுன்றது நமக்கு தெரியுது இப்போ இந்த லங்ஸில் உள்ள புகையை வந்து அந்த டஸ்ட் படிஞ்சிருக்கும் இல்லையா அதை வந்து வெளியில் எடுக்கிறதுக்குன்னு தனியாக வேறு எதுவும் டெக்னாலஜி இருக்கா இதுக்கு ஆக்சுவலாக அப்படி எதுவும் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று கிடையாது ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிறையா மூச்சு பயிற்சிகள்லாம் இதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அதை வேணால் நம்ம இன்னொரு வாய்ப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இன்னொரு டைம் நம்ம பேசும்போது இந்த இல்லை இப்போ எனக்கு ப்ராக்டிக்கலி பேசும்போது அந்த டஸ்ட்டை வந்து இப்போ நம்ம எப்படி வந்து ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணுறோம் அண்டு நிறைய இப்போது இருக்கிற மெடிக்கல் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன செய்கிறாங்க குடலில் ஏதாவது வந்து இஷ்யூ அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து ஆப்ரேஷனோ இல்லை வேறு ஏதாவது எண்டோஸ்கோபி கான்செப்ட்லேயோ ஏதோ பண்ணுறாங்க அது மாதிரி லங்ஸில் உள்ள அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் மெத்தட் இருக்கா இல்லை லங்ஸு அந்த டஸ்ட்டு போய் படியும்போது பார்ட் ஆஃப் த லங்ஸ் அதாவது ஒரு நம்ம நுரையீரலோட பகுதியோ செயலிலிருந்து போயிடுறது உண்டா கண்டிப்பாக சார் இதில் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அந்த ஆஸ்பைரேஷன் லங் ஆஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே காற்று உள்ளே இருக்கிறது இல்லை லங் ஆஸ்பைரேஷன் அப்படிங்கிறது ஒரு லிக்விட் மெட்டீரியலை நம்ம எடுத்து சக் பண்ணி வெளியில் டிஸ்போஸ் பண்ணுறது ஓகே அதுக்கு பேர் வந்து அஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்லி பேர் ஓகே ஆனால் இந்த டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா if water is accumulated in the lungs நீர் வந்து லங்ஸில் கோத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கண்டிஷன்லாம் என்ன பண்ணலாம் இதை வந்து இந்த டெக்னாலஜி வந்து பயன்படுத்துவாங்க பட் நம்ம ஸ்மோக்கை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த ஸ்மோக் டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து நமக்கு இது வரைக்கும் மெடிக்கல் சயின்ஸில் வரலை ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா திரும்ப வந்து சர்வீஸ் வண்டியை சர்வீஸ் விடுற மாதிரிலாம் லங்ஸை வந்து பண்ண முடியாது மெடிக்கலில் சர்வீஸ் பண்ண முடியாது பண்ண முடியாது அதுக்கு வந்து எதுவும் இல்லை ஆமாம் ஓகே ஸோ அப்போ வந்து ஸ்மோக்கிங் வராமல் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர் இல்லையா இதெல்லாம் தாண்டி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸ்மோக் பண்ணுறோம் அப்படின்னோம்னா எது பாதிக்கப்படலாம் இதயம் பாதிக்கப்படலாம் நுரையீரல் பாதிக்கப்படலாம் ஸ்ட்ரோக் வரலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் நமக்கு தெரியப்படாத தகவலும் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப சேஃபாக ஒரு ஆர்கன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரெயினை தான் சொல்லுவோம் ஆமாம் பிகாஸ் பிரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேனியல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே கிட்டத்தட்ட செவன் லேயர்ஸ் ஆஃப் போன்ஸ் அந்த போன்ஸ்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா மூளை வந்து பேக் ஆகிருக்கும் சேஃபாக இருக்கும் சேஃபான ஆர்கன் நினச்சிட்டு இருக்கோம் அந்த பிரெயினையும் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து என்ன பண்ணுது பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் சிம்பிளாக சொல்லிடுறேன் எஸ் அந்த நிக்கோடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நிக்கோடினுடைய ஸ்ட்ரக்சர் அதனோட வேதியியல் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு சிமிலராக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மூளையில் தகவல்களை நம்ம சமிக்கைகள்னு சொல்லுவாங்க மெசேஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இம்பல்ஸ் அந்த தகவல்களை கடத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் ஒன்று உண்டு அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அசிட்டைல் கொலைன் அப்படின்னு சொல்லி பேர் இப்போ நம்ம பிரெயினோட அந்த திங்கிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து அது முக்கியமான ஒன்று தகவல்களை பரிமாறக்கூடிய ஒரு கெமிக்கல் அது ஓகே அந்த கெமிக்கலோட ஸ்ட்ரக்சரும் இந்த நிக்கோடினோட ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அப்போ நல்லதுன்னு அர்த்தமா நல்லது கிடையாது அது என்ன ஆகும் அப்படின்னா இது போய் யாரை மாஸ்க் பண்ணும் அந்த நிக்கோடின் போய் யாரை மாஸ்க் பண்ணும் அப்படின்னா யாரை மாஸ்க் பண்ணும் அசிட்டைல் கொலைனை மாஸ்க் பண்ணும் ஸோ பிரெயினில் வந்து ரெகுலராக நமக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து நார்மல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து யாருன்னா அசிட்டைல் கொலை ஓகே அவங்கள யார் மாஸ்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோடின் அப்படிங்கிற கெமிக்கல் அந்த சிகரெட் அண்ட் பீடியில் உள்ள அந்த கெமிக்கல் ஓகே இது காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய அளவு யாரோட அளவு நிக்கோடினோட அளவு வந்து பாதிக்கப்படும் போது மூளை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த நிக்கோடினை டிபெண்ட் பண்ணி செயல்பட ஆரம்பிச்சிடும் ஓகே ரெண்டாவது நிக்கோடினோட கான்சென்ட்ரேஷனுக்கும் டோப்பமைனோட கான்சென்ட்ரேஷனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க டோப்பமைன் டோப்பமைன் அப்படிங்கிறது ப்ளஷர் ஹார்மோன் ஓகே எப்போல்லாம் நம்ம சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சாரி நான் மாற்றி சொல்கிறேன் டோப்பமைன் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது we feel happy okay so இதனுடைய கான்சென்ட்ரேஷன் அந்த டோப்பமைன் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் போது என்ன பண்ணுவான் மனுஷன் வந்து ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷத்துக்குள்ளாக ட்ராவல் பண்ணுவான் ஸோ அந்த ஸ்மோக்கிங் கண்டினியூ பண்ணும்போது காலப்போக்கில் என்ன ஆயிரும் அந்த சந்தோஷம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்போது ஓகே நம்ம மூளை வந்து என்ன பண்ணுவோம் it's it is craving for nicotine okay ஏங்கும் அந்த நிக்கோடினுக்காக ஏங்கும் அப்போ அவனால் என்ன பண்ண முடியாது அந்த பழக்கத்தை விட்டு வெளியில் வர முடியாது ஓகே ஏன்னா எப்போல்லாம் பழக்கத்தை விட்டு வெளியில் வரணும்னு ஃபீல் பண்ணுறானோ அப்போல்லாம் என்ன பண்ணும் பிரெயின் வந்து அதை தேட ஆரம்பிக்கும் ஓகே தேடும்போது he's annoyingly he's he's pulled in to that area imaginary point okay அதுக்குள்ளே போவான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது the brain is looking for the chemical nicotine chemical அவன் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகவும் அவன் திரும்பி பழைய நிலைமைக்கு வர்றதுங்கிறது என்னது ஒரு சவாலான காரியம் தான் சார் ஸோ அந்த ஸ்மோக்கிங்லேருந்து வெளியில் வர முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சரி இப்போ இந்த இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் பயோ சயின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அந்த ஏரியாலேருந்து வந்திருக்கீங்க இப்போ ஒரு சாதாரண சயின்ஸ் படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட்டு வரை நான் சயின்ஸ் முடிச்சிடுறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து சயின்ஸே படித்ததில்லை அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இதை நம்ப முடியும் நம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இது வந்து ஒரு சயின்ஸ் படிக்காத ஸ்டூடெண்ட்டு அவங்களோட லைஃப்பில் வந்து ஸ்மோக்கிங் வந்து டேஞ்சர் அப்படின்றத எந்த அளவுக்கு வந்து உணர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ average life time of an individual அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நூறு வயசுக்கு மேலே இருந்துச்சு ஓகே அப்புறம் எண்பதுன்னு ஆணுச்சு இப்போ அறுபதுன்னு ஆணுச்சு இப்போ நைட்டு தூங்கினோம்னா காலைல முழிப்போமான்னு தெரியல கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம உடலோட ஆயுஸ் நாட்களை வந்து தீர்மானம் பண்ணுது ஓகே ஸோ ஒருத்தன் நல்லா வாழணும் ஏன்னா பழமொழியே சொல்லுவோம் இல்லையா தமிழில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் உங்களுக்கு எத்தனை கோடி உங்கள்கிட்ட கையில் இருந்தாலும் என் என் உடம்புல நோய் எதுவும் இல்லை அப்படின்னா அப்படி ஒரு சிறப்பான அமைதியான வாழ்க்கையை நீங்கள் பார்க்கவே முடியாது ஓகே சார் எனக்கு இன்னொரு கொஸ்டின் ஆக்சுவலி இப்போ இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க இல்லையா அதாவது ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுறவங்க லங்ஸ் அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்கிறவங்க இந்த குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறாங்க இல்லை இந்த குளிர்காலம் வருது இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் அந்த டயத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போகிறத வந்து பார்க்க முடியுது அவங்க இங்கே இருந்தாலும் சரி இல்லை வந்து குளிர் அதிகமாக இருக்கிற ஹிமாலயா இல்லை வேறு கண்ட்ரியில் இருந்தாலும் சரி அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி கேஸு ஸோ ஸ்மோக்கிங்க்கும் இந்த மாதிரி குளிர் அதிகமாக இருக்கிற இடத்துல அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லை இப்போ இந்த ஹை ஆல்டிடியூட்ஸ் போகும்போது அங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னம்னா ஓகே ஆக்சிஜனோட டெஃபிஷியன்சி வந்து அங்கே ஜாஸ்தி ஆக்சிஜன் கம்மியாக go higher and higher okay மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா அதான் ஹார்ட் பேஷன்ஸ் வந்து doctor won't recommend to travel in high altitudes like Kodaikanal மாதிரி கொடைக்கானல் மாதிரி பெரிய பெரிய ஏரியாஸ்க்குலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற காற்றுல ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும் already the heart is in trouble அப்படிங்கும்போது என்ன ஆகும் அவங்களால அந்த இடத்துல ஈடு கொடுக்க முடியாது ஸோ ஸ்மோக் அதிகமாக பண்ணி ஏஜாக இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது சார் ஓகே ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி ப்ரீத்திங் ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க sir okay there are lot of reasons behind it even stress கூட என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இட் என்ஸ் இன் அட்டாக்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் anxiety anxiety leads to heart failure அப்படின்னு சொல்றாங்க கார்டியாக் அன்எக்ஸ்பெக்டட் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்றாங்க பட் எனிவே நீங்க சொல்ற மாதிரி அந்த லங்ஸ் வந்து வீக்கா இருந்துச்சுன்னா நீங்க அந்த குளிரை சமாளிக்கிறது வந்து கஷ்டம் தான் இல்லையா ஹை ஆல்டிடியூட் போகும்போது வந்து அவங்க சமாளிக்கிறது கஷ்டம் தான் ஈவன் ஃபேமிலியிலேருந்து ஒரு டூர் மாதிரி போகிறாங்கன்னா கூட கூட சேர்ந்து போகிறது ஒரு ரிஸ்க்கான வேலை தான் இல்லையா ஆமாம் ஸ்மோக்கிங் அதிகமாக இருக்கிறது ரைட் கண்டிப்பாக சார் ஓகே அதே மாதிரி இப்போ அதிகமாக ஸ்மோக் பண்ணி லங்ஸ் வீக்காக இருக்குது ஒரு ஒரு ஸ்விம் பண்ணுறாங்க ஒரு கடலில் அதுவுமே ரிஸ்க்கான விஷயம் தானா? ஏன்னா கொஞ்சம் வாட்டர் உள்ள போனாலும் பை ஆப்வியஸ்லி ஆப்வியஸ்லி ஏன்னா நீங்க உடல் நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபியூவல் தேவை கண்டிப்பா. ஏன்னா பைக் நீங்க டிராவல் பண்ண பண்ண எப்படி பெட்ரோல் தீர்ந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி உடல் உழைப்பு கொடுக்க கொடுக்க உடலுக்கான ஃபியூவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓகே. அப்போ என்ன ஆகும் நம்ம உடல் வந்து ரொம்ப மேக்ஸிமம் நீங்கள் ஃபியூவல் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும் நம்ம உடம்பு வந்து சா நார்மலாக இயங்கும் ஓகே ஆனால் நார்மலாக ஃபியூவல் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு என் சிஸ்டம் இல்லை my system is already in danger அப்படிங்கும்போது என்னோட சிஸ்டம் அதை என்ன பண்ண முடியாது உடனே எடுத்துக்க அடாப்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது it may end up with some tragic situation so அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்க இந்த மாதிரி விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது best it's for bet of course swimming ஃபூலில் ஸ்விம் பண்ணுறது நார்மல் பட் வெளியில் கடல் அலையில் ஸ்விம் பண்ணுறது அதாவது மூச்சு எங்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி லங்ஸ் பேஸ் பண்ணி அந்த விஷயங்கள் இருக்கோ அது வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே சார் இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா ஸ்மோக்கிங் அப்படின்றது இது அஃப்கோர்ஸ் நீங்கள் சாதாரண பீடி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வந்து ரொம்ப high quality branded royal cigarette எடுத்துக்கிட்டாலும் சரி சிகார் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாமே வந்து நமக்கு ஸ்மோக்கு தான் ரைட் வெல் எஜுகேட்டட் பீப்புளும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ண தான் செய்கிறாங்க அது நாம் பார்க்க முடியுது ஈவன் லைஃப் சயின்ஸ் ஸ்மோக்கிங்கால் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி கிளாஸ் ரூமில் உட்காந்து பாடம் கவனித்தவங்க கூட வந்து இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ ஏன் வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறாங்க smoking causes cancer smoking kills அப்படின்றது தெரியும் அஃப்கோர்ஸ் கேன்சர் கொடுக்குதோ இல்லை கில் பண்ணுதோ நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்றது தெரியும் பட் ஸ்டில் வந்து அந்த பழக்கம் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்க முடியும் இது நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா sir cigarette gives me relaxation அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பத்தில் ஓகே அந்த நேரம் வந்து நான் ஸ்மோக் பண்ணும் பொழுது I feel relax okay I feel I am relieved from all the troubles அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ இது காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா we people move towards that point okay அந்த அந்த டைம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன் மறுபடியும் மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு பின்னாடியே நான் போயிட்டு இருப்பேன் எஸ் அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ பிகம் அடிக்ட் அதிகமாக எடுக்க அதிகமாக இருக்கும் ஓகே ஏன்னா it's just like temporary pleasure அது ஓகே ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் மேபி ஒரு ஒரு சீரோட்டை குடிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இனிஷியலாக அது பார்க்குறதுக்கு ஒரு ஜூஸ் சாப்பிட்ற அவ்வளோதான் ஓகே அந்த டைம் தான் but as age goes on as we are continuously practising the same thing it becomes habit அது இல்லாமல் என்ன பண்ண முடியாது அந்த ஸ்டேஜை நம்மளால் ட்ரா பண்ண முடியாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் பிரெயின் அதுக்கு பழக்கப்பட்டோம் ஆமாம் it always longing for nicotine chemical inside inside the area yes sir அப்படிங்கும்போது நம்மளை அதை இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் நீ போய் குடி குடி குடின்னு சொல்லி நான் இன்டியூஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்போ இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் உடம்புக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் திருப்பி திருப்பி ஓகே சார் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் இப்போ எம்எஸ் தோனி தெரியும் உங்களுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டனாக இருந்தவர் இப்போ சிஎஸ்கே டைமோட கேப்டனாக இருக்கிறாரு தோனி வந்து அவரோட இன்டர்வியூவில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நிறைய தடவை சொன்னது உண்டு என்ன அப்படின்னா இப்போது பேட்டிங் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம உள்ள கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடும்போது ஒரு நூறு ரன் அடிச்சிடுறோம் நூறு ரன் அடித்ததும் அப்பாடா நான் நூறு ரன் அடிச்சிட்டேன்டா இன்னும் ஒரு பத்து மேட்ச்சுக்கு இல்லை பத்து சீரீஸ்க்கு வந்து என்னை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க என்னோடய பேட்டிங் பிளேஸ் வந்து சேஃப் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடுறது நூறு ரன் அடித்ததும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஒரு பாலை தூக்கி அடித்து கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க இந்த வழக்கம் வந்து எல்லா கிரிக்கெட் டீம்லேயும் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ரொம்ப நாளாக வந்து இருந்தது உண்டு இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயும் ரொம்ப நாளாக வந்து இருந்தது உண்டு பட் தோனி ஒன்ஸ் கேப்டன் ஆனதுக்கப்புறம் நிறைய தடவை அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் செஞ்சுரி அடிச்சிட்டிங்கன்னா உடனே வந்து அடுத்த பாலே வந்து அடித்து அவுட் ஆயிடணும் இல்லை ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்ப வேண்டாம் ஏன்னா நீங்கள் தான் அந்த கிரவுண்டில் அந்த பிச்சில் வந்து ரொம்ப நேரம் வந்து விளையாண்டுருக்கீங்க ஸோ நீங்கள் அவுட் ஆகிட்டு போகும்போது திரும்ப ஒருத்தர் வந்து அந்த பிச்சில் செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் எப்படி விளையாண்டிங்களோ அதே மாதிரி விளையாட்டை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா கூட ஒரு இருபதோ முப்பது ரன்னோ வந்து நீங்கள் ரிலாக்ஸாக எடுக்க முடியும் அண்டு டீமோட ஸ்கோர் உயர்றதுக்கும் அது யூஸ் ஆகும் at the same time second batting பிடிக்கிறாங்க அப்படின்னா சேசிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட்டை வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸாக அமையும் ஸோ ஒன்ஸ் உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு என்ன செஞ்சிடாதீங்க நீங்களாட்டுக்கு வந்து கிளம்பி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போ இந்த ஸ்மோக்கர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர்ஸ் அந்த இந்த ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப சீரியஸாக அவங்கள அஃபெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அப்படின்றது மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க இல்லை மேரேஜ் இப்போ தான் மேரேஜ் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்ற ஏஜில் இருக்கும் அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு தாட் இருக்குன்னா அவ்வளோதான் என்னோட பையனோ பொண்ணோ நான் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன் என் கடமை முடிஞ்சிருச்சு இனிமேல் நான் இருந்தால் என்ன இல்லைனா என்ன அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு வந்து நிறைய பேரண்ட்ஸ்டாக நான் பார்க்க முடியுது இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா அதாவது அது அதுக்கு தாண்டி வந்து அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி தாண்டி என்ன லைஃப் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க யோசிக்கிறதே இல்லை ஓகே ஸோ இது வந்து எந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடுன்னு நினைக்கிறீங்க இல்ல இது வந்து எம்பிஏல வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஓகே. என்னன்னா maximum utilisation of available resources அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. ஓகே. ஸோ நம்ம வாழ்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால மற்றவர்கள் நன்மை அடைஞ்சிட்டே தான் இருக்கணும். அதான் நம்ம நம்ம நம்மளுடைய படைப்பினுடைய ரகசியமே அதான். ஆமா. நம்மளால மேக்ஸிமம் எந்த அளவுக்கு உதவ முடியுமோ நான் உங்களுக்கு உதவலாம் இல்லை நீங்கள் எனக்கு உதவலாம் நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இப்படி யாரும் எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் this is a proper network இந்த நெட்ஒர்க்கை வந்து நம்மளாக ஏன் வாண்டடாக போய் உடைக்கணும் இது ஹாப்பியான நெட்ஒர்க் இது ஆமாம் இந்த network should follow in a happiest way நான் ஏன் கேட்குறேன்னா இப்போ ஒரு ஐம்பது வயசுன்றது அப்போ தான் வந்து அவங்களோட அந்த பையனோ பொண்ணுக்கோ மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கலாம் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர குழந்தை வரப்போகுது நீங்கள் ஒர்க்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற ரெவன்யூ வந்து உங்களோட ஒய்ஃப் இருக்காங்க ஸோ உங்களை நம்பி தான் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்க உங்கள் ஒய்ஃபு ஸோ ஒய்ஃபை பற்றி நினைக்காம குழந்தைக்கு மேரேஜ் பண்ணி வச்சாலே லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடாக என்ன செஞ்சிடறாங்க இந்த ஸ்மோக்கிங்கை வந்து நிப்பாட்டுறதே இல்லை ட்ரிங்கிங்கையும் பார்த்தீங்கன்னா இல்லை அவ்வளோதான் என் கடமை முடிஞ்சு போச்சு நான் சொன்ன மாதிரி செஞ்சுரி அடிச்சுட்டேன் அவ்வளோதான் எனக்கு முடிஞ்சு போச்சு எனக்கு டீமில் யாரும் திட்ட போகிறதில்ல செலக்டர்ஸும் வந்து திட்ட போகிறதில்ல அப்போது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் அந்த மைண்ட் செட் இருக்குது நான் ஸ்மோக் பண்ணால் என்ன கல்யாணம் முடிச்சு வச்சிட்டேன் அதனால என்னோட கடமை வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஸோ மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் அவங்க இன்னும் நிறைய இயர்ஸ் இருக்கும்போது இன்னும் அவங்க அவங்களால சொசைட்டிக்கும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் கண்டிப்பா த சேம் டைம் அந்த ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை பண்ண முடியும் இல்லையா இது வந்து அவங்களால சாதாரண சுச்சுவேஷனில் உணர முடியுமான்னு தெரியல பட் அவங்கள மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற அவங்க குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு அது நல்லா உணர முடியும் உண்மை தானே தெரிந்த உறவுகள் அறியப்படாத ரகசியங்கள் அவ்வளோதான் சார் <laughs> ரொம்ப பழக்கமாக இருக்கும் ஆமாம் ஆனால் இன்னும் டீட்டெயிலாக நம்ம வாழ்ந்து பார்க்கும் பொழுது தான் அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற சுவாரஸ்யம் வந்து தெரியும் கண்டிப்பாக அந்த சுவாரஸ்யத்தை வந்து யாருமே பிரேக் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது கண்டிப்பாக அந்த லைஃப் அந்த கடைசி எண்டு வரைக்கும் every one should taste the ecstasy okay அப்படி இருந்தால் தான் அது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார் ஓகே சார் நன்றி சாமியுல் சார் இவ்வளோ நேரம் வந்து தொடர்ந்து வந்து இந்த ஸ்மோக்கிங் பற்றின டீட்டெயில்டு சயின்டிஃபிக் இன்மே இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ வெங்கடேஷ் சார் தேங்க்யூ நன்றி நேர்களே இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல் வந்து எப்படி வந்து ஒரு மனிதனோட உயிரை கொள்ளுது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன மாதிரி மாற்றங்களை வந்து நம்ம உடம்புல நகர்த்துது அப்படின்றத பார்த்தோம் ஸோ மீண்டும் ஒரு சயின்டிஃபிக் கம்யூனிகேஷன் நிகழ்ச்சியில் நம்ம எல்லோரையும் மீட் பண்ணலாம் நன்றி